அனைவருக்கும் காற்றலை கவிதையின் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு தின சிறப்பு வாழ்த்து கவிதை கவலைகளை காற்றில் பறக்கவிடு மன காயங்களை பின்னே தள்ளிவிடு நம்பிக்கை என்னும் வாசலை திறந்துவிடு நாளை உனக்கான நாள் பிறக்கும் கீழே விழுந்த நாட்களுக்கு விடை கொடு புத்தாண்டு பிறப்பினை கையிலிடு புறம் பேசும் மனங்களை நீவிடு உனக்கே உரித்தான வாழ்வினை வாழ்ந்திடு ஓடி ஒளியாமல் நீயும் நடைபோடு சாதனை படைப்போடு தினம் விளையாடு சங்கு சக்கரமாய் நீயும் சுழல்போடு நாளை உலகம் சுற்றும் உன்னை குறையாத அன்போடு உறவாடு உண்மை விலகாமல் நீயும் நினைவோடு ஒழுக்கத்தை நெஞ்சில் சுமையோடு நடந்தால் நல்லதே நடக்கும் உனக்கும் சிறகினை விரித்து பறந்திடு செங்காந்தம் இதழாய் சிரித்திடு செந்தமிழ் மொழியாய் வாழ்ந்திடு நாளைய நிமிடங்கள் நமக்கு சொந்தமில்லை உன்னை தூக்கிவிட்ட கைகளுக்கு கைகொடு கடல் நீரினை போல நட்பினை சேர்த்திடு நடக்காததை நடத்தி காட்டிடு புது வாழ்வெனும் வலையினை நீ வீசிடு இந்த புத்தாண்டில் நன்றி நண்பர்களே அனைவருக்கும் மீண்டும் எனது இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள்